எந்திரி ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது பத்து நிமிஷமா ஏய் எந்திரி நேரமாகுது ஏழு மணி இதுல ஹார்லிக்ஸ் வேணுமா ஹார்லிக்ஸ் வாய் மூடிட்டு பல்ல வளர்க்கடா நல்லா அழகாக இருக்க ஹேண்ட்ஸமாக இருக்க ஹேர்ஸ்டைலாம் நல்லா இருக்கு மாஸ் லுக்காக இருக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சா ஏண்டா போடா ஏண்டா எங்க போடா ஏண்டா அழுத்துறா நீ வண்டிய ஆமாண்டா நான் அந்த நாய் சொல்லடா டேய் நாய் மாதிரி குறைச்சது போதும் மூடிட்டு வந்து சைக்கிள் வாடா டக்குன்னு எடுத்துட்டியா எடுத்துடணும் Thank

சொல்றா போய் தொலையலாம்